ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இன்னைக்கு வெத்து பாக்கெட்டில் தாறுமாறு தக்காளி சூழல ஒரு நியூ எபிசோட்ஸ் மாதிரி ஒன்று ஆரம்பிக்கிறோம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரீல்ஸ் ஒரு சில மோஜோஸ் வேற என்ன ஒரு சில பேர் பேசின பேச்சுக்கள் அதையெல்லாம் பற்றி ஜஸ்ட் கமெண்ட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் நமக்கு கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம கமெண்ட் பண்ணுற மாதிரி தான் ஸோ நம்ம கமெண்ட் பண்ண போகிறோம் எப்படி இருக்குது ஏது இருக்குங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸ்டே உண்டு <laughs> தாறு மாறு தக்காளி சோறு தக்காளி சோறு ஓகே மக்களே இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ என்னங்கிறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் வீடியோ வந்திருக்கு காமெடி வீடியோஸ்னு சொல்லி போட்டு அனுப்பிச்சுட்டு இருக்காங்க ரீல்ஸா ஃபர்ஸ்ட் ரீல்ஸ் அடிப்போம் அப்புறமா மோஜோ அதுக்கெல்லாம் போய்க்குவோம் ரீல்ஸ்ல இப்போ என்ன ரீல்ஸுங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் என்னத்தை போட்டிருக்கானுங்க பாடி தாண்டிட்டாடா எப்படின்னா அடுத்தவனு பேசணும் அது அப்படியே மாறும் அது மாதிரி மாறிட்டேன் சரியான ஜம்பு சம ஜம்பு கரெக்டாக நேரம் வரேன் பாடி இருக்கு இப்படியே ஆடிட்டே வரேன் பாடி ஒரு ஜம்பு ஓ இது ஒன்று புதுசாக கொண்டு இங்க போல இது குதிடா குதி எங்க தாவுறது நானே தவத்துக்கிட்டு இருக்கேன்டா மீ வை லாஃபிங் பை சீயிங் மீம்ஸ் இன் ஃபோன் பட் மை மாம் வென் ஆஸ் தட் என்னடா ஃபோனை பார்த்து தனியாக சிரிக்கிற இல்லையே பாருங்க பாருங்க என்ன பாருங்க என்கிட்ட எதுவுமே இல்ல அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா நெக்ஸ்ட் நம்ம பாக்கியராஜ் சார் வீடியோ அவர் என்ன சொல்றாரு அவர் அந்த காலத்துல படத்துல விளையாண்டு இருப்பாரு என்ன விளையாட்டு உனக்கு உனக்கு ஏதோ பண்ணணும் போல இருக்கு எனக்கு ஒண்ணு பண்ணுவோமா ரூம்குள்ள போலாமா இல்ல சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னீங்க சந்தோஷத்துல பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது சந்தோஷத்துல பெரிய சம்பதம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது எப்படி சந்தோஷப்படுத்துற பாத்தீங்களா பாக்கியராஜ் சார் பாக்கியராஜ் சார் தான்ப்பா சும்மா டைலாக்ல தெரிக்க விடுவாப்புல தெரிக்க விட்டுருக்காப்ல பாக்குற நமக்கும் சரியான டபுள் மீனிங் அடிச்சு தூக்கியிருக்காப்புல முதல் my friend becomes chef okay நம்ம பசங்க எவனாச்சும் செக் செஃப் ஆனானா என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இப்படியே செஃப் ஆனு சொல்லி சுத்திக்கிட்டு நிறைய சம்பவம் பண்ணியிருக்கானுங்க என்ன மீன்ஸ் போடுறேன் முதல்ல பாத்திரம் காயணும் அப்புறம் என்ன என்ன அது வரைக்கும் எல்லாம் அமைதியா இருக்கும் அதுல கொஞ்சம் கடுக போட்டதும் ஆரம்பிக்கும் பாருங்க போடு இனி அப்படியே போற வெட்டியா ஓசா போடுவான் கிண்டி திம்ப நல்லா மாப்ள என்ன காரம் கம்மியா இருக்கு காரம் கம்மியா காரத்தை அள்ளி போடு எப்பறா அவனுக்கு தெரியுது நான் வெங்கடேஷ் பட்டில வாசல் வச்சு கண்டுபிடிச்சிருவேன் வாசல் கண்டுபிடிச்சிரானா போடு சூப்பர் செம்ம டீம்டா அது போறா போறா காரத்தை போறா நல்லா கிண்டுமா நம்ம பையன் பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாத்திரத்தை வச்சேன் ஆயிலே ஊத்துறான் ஊத்துனங்க எவனா பண்ணா கடுக போடுறதுக்கு பார்க்கல பக்கத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றுறேன்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து ஊத்தி விட்டேன் வெடிச்சுது பாருங்க வெடி என்னடா கிச்சன் இப்படி ஒரு இது என்ன புகையா வருது மாப்பிள்ள தெரியாதனமா என்னன்னு சொல்லி தண்ணியை ஊற்றி விட்டுலாம் ஆனா முட்டா முட்டை தண்ணி எது ஆயில் எதுவுமே தெரியாம நீ எல்லாம் எதுக்குடா சமைக்கிறேன் நீங்களாம் எதுக்காக வாழ்றீங்க நீங்களாம் எதுக்காக உசுரம் வைக்கீங்க நீங்களாம் எதுக்காக சமைக்கணும்னு சொல்லுவாங்க கிச்சன் உட்காந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க தோணும் நிறைய பேருக்கு கேட்க தோணும் நீங்கள் கேட்டிருப்பீங்க நல்லா கும்பிய வச்சு குத்துணும்னா பார்த்துக்கங்களேன் அடுத்து வீடியோ பார்க்கலாம் சமையல் பண்ணுறாங்க அப்படின்னாலே நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் எது சம்பவம் ஆகக்கூடாது அப்படின்ட்டு அல்ட்ரா ப்ரோ எடிட்டர் அது என்னடா காலைல ஷிட்டு போற மாதிரி இருக்குடா ஷிட்டு திருப்பி வச்ச மாதிரி இருக்குடா கருமா அது ஐயோ எடிட்டரா இருக்குது ஏன்டா எடிட்டரா இருக்குன்னு நினைக்க தோணுது அதில் பாருங்க அல்ட்ரா ப்ரோ எடிட்டர் இப்படிதான் பண்ணுவாங்களாமா ஏமா உனக்கு மூச்சு வாங்குது இல்லை சொல்கிறேன் சொல்கிறேன் அடிக்குது டேய் என்னடா குளிருக்கு நல்லா இருக்குடா என்னடா ask money for Varisu movie me அப்பா ஐயோ இந்த மனுஷனா இந்த மனுஷன் சும்மாவே வச்சு செய்வாப்லே எதுக்குடா உயிர் வாழ்றீங்கன்னு கேட்குற மாதிரி கேட்பாப்புல நாக்கு பிடுங்குற மாதிரி இவனை வச்சு என்ன மீன்ஸ் வச்சிருக்கீங்க தெரியல ஒரு மாதம் இருந்தால் ஓடிடியில் ஃப்ரீயாகவும் பார்க்கலாம்ல பார்க்கலன்னு பார்க்காட்டா என்ன ஆகிட போகுது குடி முடியிட போகுது சும்மா போயிட்டு டேய் கையில் கஜானா காலி பண்ணி வச்சிருக்கிறேன் அடுத்த வேலைக்கு சோத்துக்கு வழி இருக்கு நான் ஃப்ரீயாலாம் ஓடிடியில் பார்க்க மாட்டேன் தேட்டர் போய் பார்க்குற அந்த விசில் அடிச்சு அது வராது என்னதான் ஓடிடி வந்தாலும் சரி இருக்கிற டிவியெல்லாம் வந்தாலும் சரி அந்த தேட்ரிக்கல் எஃபெக்ட் எதுக்குமே கிடைக்காது அந்த ஒரு சம்பவம் தான் ஆச்சு பரவாயில்ல எங்கள் அப்பா தூக்கில் மாட்டிடுறாங்கிறாப்புல என்னையெல்லாம் துணிவுக்கு வாரிசுக்கா ரெண்டுக்கு எதுக்கு போகிறதா இருந்தாலும் துணிவுனா துணியை தூக்கில் மாட்டிடு வாரிசுனா உனக்கு அடுத்த வாரிசே இல்லாமல் பண்ணிடுவேன் எப்படி சொல்கிறீங்க பாருங்க நான் என்ன கேட்டேன் நூற்றம்பது ரூபா டிக்கெட்டு காசு தானே கேட்டேன் வேறு என்ன கேட்டேன் வேறு என்ன கேட்க போகிறோம் இது குத்தமா குத்தமே கிடையாது அப்படி ஆயிப்போச்சு அடுத்து ஒரு ஆள் தான் குடும்பம்லாம் வந்து நிற்கிது கேம் விளையாண்டுருக்கான் குடும்பம் முக்கியமா கேம் முக்கியமா அப்படிங்கிறதுக்கு ஒரு மீன்ஸ் வீடியோ அது எப்படி போட்டு பார்க்கலாம் வாங்க ரொம்ப சோகமாயிட்டார் ரொம்ப சோகமாயிட்டாப்புல பாவம் அவரும் மிஸ் பண்ணுவோம் அப்படி இல்லை குடும்பம் முக்கியமா கேம் முக்கியமா குடும்பம் தான் முக்கியம் இப்போ நம்ம எல்லாருமே குடும்பம் தான் முக்கியம் பண்ணுவோம் குடும்பம் தான் முக்கியம் குடும்பம் முக்கியம் குடும்பம் முக்கியம் முக்கியம்டா குடும்பம் முக்கியம் கலாசதி திறந்ததான வந்து டிஸ்டர்ப் பண்ணுவேன் சாத்திட்டேன் இன்னும் உங்க தொல்லைய வேங்காடி போ வாங்கிட்டு நான் கேம் விளையாடுறேன் நம்மளால் எவ்வளோ ஆர்வமாக கேமில் இருந்திருந்தா அப்படின்னா இதெல்லாம் பண்ணிடுவேன் ஐயோ இதுதான் first day first episode video first வீடியோவிலே வித்தியாச வித்தியாசமாக ரீல்ஸ் பண்ணுறாருங்க நமக்கு முன்னாடியே பண்ண ரீல்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தா அத்தனை பேர் இப்படியே சிரிச்சிருப்பாங்களோ விடிய விடிய சிரிச்சிருப்பாங்க அதுவும் எம்டி ஹேண்டெல்லாம் விடிய காத்தாலையும் சிரிச்சுட்டு இருந்துப்பேன் நம்ம பையன் எப்படி இருந்தாலும் பண்ணிட்டு தான் இருக்கேன் நீங்க பண்றீங்களா இதை நான் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கேன் அது என்னன்னு தெரியல சின்ன வயசுல இருந்தே அந்த ஒரு இப்போ நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம் ஒரு பிளாக்குக்கும் நடுவில் ஒரு ஒரு ஒன்றரை அடி கேப் இருக்கும் அப்புறம் ஒரு பிளாக் இருக்கும் நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிப்போம் இந்த பிளாக்லேருந்து அந்த பிளாக்ல கால் வச்சுக்கிட்டே போனோம்னா நமக்கு நல்லது நடக்கும் இந்த பிளாக்ல அந்த பிளாக்லேயே கால் வச்சுட்டே போனோம்னா நம்மள அவள் பாப்பா ஏன்டா இந்த பிளாக்கில் கால் வைக்கிறதுக்கு அவரை அவ உன்னைய பார்க்கறதுக்கு என்னடா சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா சம்மந்தம் கிடையாது நாங்கள் சம்மந்தப்படுத்துவோம் அது இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னும் நடந்துட்டு தான் இருக்கும் <laughs> அதை பற்றி தான் வீடியோ பரவாயில்ல நல்லா நல்லா சின்னதாக இருந்தாலும் பழசை ரிமைண்ட் பண்ணுது அந்த காலத்துல எல்லாம் நாங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகையில் அந்த காலத்துல நாங்கெல்லாம் வேலைக்கு போகல அந்த காலத்துல நாங்கெல்லாம் கடைக்கு போகல அந்த காலத்துல நாங்கெல்லாம் நாங்கெல்லாம் அந்த காலத்துல ஸ்கூலுக்கு போகையில நாங்கெல்லாம் அந்த காலத்துல வேலைக்கு போகையில நாங்கெல்லாம் அந்த காலத்துல கக்கூசுக்கு போகையில தண்ணி எடுத்துட்டே போக மாட்டோம் அறுத்து தொலைக்கிறானுங்கப்பா நெக்ஸ்ட் ரீல்ஸ் ம் நாளைக்கு நம்ம அவுட்டிங் போகலாம்டா ஏர்லி மார்னிங் மாம் டேய் உங்கள் செத்த உங்கள் சித்தப்பா செத்து போயிட்டாரு ஓ கிரேட் ஃப்ரெண்டு நாளைக்கு நம்ம அவுட்டிங் போகலான்னு சொல்லி கேட்டுக்கிறான் உடனே அதுக்கு வந்துட்டு காலையில் கிளம்பிட்டு இருக்கும்போது நம்ம பையன் இன்ட்ரெஸ்ட்டாக கிளம்பி இருக்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க டேய் உங்கள் சித்தப்பா செத்து போயிட்டாரா டைமிங்கான சாவ ஏன்டா அப்படி எனக்குன்னே வரீங்களேடா கிடைச்சது ஒரு வாய்ப்பு அதுக்கும் ம், நீ உன் செத்ததுக்கு வந்து நான் சோகத்துல இருக்கதா இல்ல அவ கூட வெளியில போக முடியல நான் சோகத்துல இருக்கதா சொல்றா நியாயமான கேள்வி சின்னப்பா தானே கேக்கட்டு கேக்கட்டு இன்னும் நான் நான் நறுக்குன்னே கேக்கட்டு டேக் தட் மென்டல் ஃப்ரெண்ட் யாருன்னு பாப்போம் ಇದು ನಾನು ಇದು ನಮ್ ಗಾಡಿ ಇದು ನನ್ನ ಫ್ರೆಂಡ್ಸ್ ನಾವಿವಾಗ ಫೈರ್ ಕಟ್ತಿದೀವಿ எங்கே போய் டிராஃபிக்கில் லாக் ஆகிட்டாங்க டிராஃபிக் போலீஸ்கிட்ட இது நானு இது என் வண்டி இது என் ஃப்ரெண்ட்ஸு அங்கே பாருங்க ஃபைன் கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படி இது மாதிரி நாம பண்ணியிருக்கோம் ஒரு நாள் வாழ்க்கை போயிட்டு வரும்போது நாங்கள் பசங்களை ஒரு பத்து பேர் சேர்ந்து வந்துட்டு வந்துட்டு இருக்கும்போது போலீஸ்கார் நின்றுருக்காங்க நின்றுட்டு இருக்கும்போது பிடிச்சிட்டாங்க நாங்கள் எல்லாமே ஹெல்மெட் போட்டிருந்தோம் அதில் கிட்டெல்லாம் ரெடியாக தான் ரெடி ரெட்டியோட கிச்சுன்னு போயிட்டு வந்திருக்கோம் ஆனால் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வந்து அந்த பசங்களும் போயிட்டு வந்து ஸ்பீடு தானே ஸ்பீடு போகிறது தப்பு தான் பட் அந்த வேலையில் நாங்கள் ஸ்பீடாக வந்திருக்கோம் அவங்க பிடிச்சாங்க பிடிச்சிட்டு போலீஸ்காரங்க டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் அவங்க பேசுறது அவங்க பேசிகிட்டு இருக்காங்க இவன் பக்கத்தில் என் கூட பையனை கம்முன்னு இல்லாமல் மாப்பிள்ள போலீஸ்காரனுங்க ஆமாடா போலீஸ்காரனுங்க போலீஸ்காரனுங்க ஆமாடா போலீஸ்காரனுங்க அவ்வளோ ஒரு ரீல்ஸ் போடலாமாடா எதுக்குடா போலீஸ்காரங்க நிற்கிட்டோம் இங்கே வச்சு ஒரு ரீல்ஸ் போடுவோம் போலீஸ்காரங்க சைடு வாக்கில் தெரியும் அப்படின்னா டே முட்டா பயலே நம்ம பிடிச்சிட்டாங்கடா மொத்தம் மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் காசு கேட்கறானுடா என்னடா பண்ண போற நீ பிடிச்சி என்னடா பண்ண போற நீ ஏட்டா லூஸ் தான்டா லூஸ் தான்டா நீ பின்ன தெளிவா இருந்த மாதிரியே கேட்பியாடா சொத்தத்தீங்களா வேலை செஞ்சீங்கடா ஏன்னா நாய அப்படி திட்டிட்டு இருக்காங்க எங்க போலீஸ்காரங்க அங்க ஃபைன் வாங்கிட்டு இருக்காங்க புடிச்சு நிக்க வந்து திட்டிட்டு இருக்கோம் இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் பண்ணுவாங்க கூட கூட்டிட்டு போகணும்னு வைங்களேன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறோம் பாத்தீங்களா நம்மளை வச்சு இதோட சிறப்பாகவும் பண்ணுவானுங்க சிறப்பு இல்லாம அவனுக்கு சிறப்பாகவும் பண்ணிக்குவானுங்க நம்மளை வந்து என்டர்டைன்மெண்ட்டாக கூட வச்சுக்குவானுங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் அப்படிதான் <laughs> பண்ணுவானுங்க வச்சு விளையாடுவானுங்க நம்மளை வச்சு விளையாடுறதே இவனுங்க ஒரு விளையாட்டா இருக்கும் <laughs> ஆனா வேற மாதிரி இது நான் இது என் வண்டி இது என் ஃப்ரெண்ட்ஸு இதான் நாங்கள் பயன் கட்டிட்டு இருக்கோம் <laughs> வேற லெவலு உங்களுக்கா லாஸ்ட்டாக ஒன்னே ஒன்று ஸ்பெஷல் இந்த ஒன்றை பார்த்தோன்னு அடுத்து தெரியும் லாஸ்ட்டாக ஒன்று ஒன்று பார்ப்போம் நம்ம last reels okay last video பசங்களை பற்றி அதாவது அவன் ஃப்ரெண்டை பற்றி அவனே சொல்கிறான் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட் இருக்கும் அவன் ஃப்ரெண்டை பற்றி அவனே சொல்கிறேன் என்ன சொல்கிறேன்னு கேளுங்களேன் சரியான சில்லற ஃபைபர் அவன் ஃபோன் எடுத்துட்டு சாட்டுக்குள்ளே போனான்னு வச்சுக்கோ பொம்பளைங்க பேராக இருக்கும் ப்ரோ அவன் சொல்கிறான் பார்த்தீங்கன்னா பொம்பளைங்க பேராக இருக்கும் ப்ரோ எவ்வளோ வெக்ஸ் ஆயிருந்தானா இந்த வெக்ஸில் அவன் இந்த வார்த்தை சொல்லுவான் அவன் பையன் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டான் போல பின்ன ஃப்ரெண்டு ஃபோன் எடுத்தா வேற ஏதாச்சும் இருந்தால் பரவாயில்ல வேற ஏதாச்சும் சைட் இருந்தால் கூட சரி அவன் வேற ஏதாச்சும் சைட்டு அது புரிஞ்சுக்கணும் வேற ஏதாச்சும் சைட் இருந்தால் கூட அப்படி இப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம் ஃபுல்லாக <laughs> பொம்பளைங்க அவன் ஆள் இல்லை மச்சான் ஐட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு ஓகே மக்களே இன்னைக்கான ரீல்ஸ் பார்த்தோம் ரீல்ஸ் ஒவ்வொருத்தரும் வித்தியாசம் பண்ணுறாங்க first episode first video first reels பார்த்து ஃபர்ஸ்ட் ரிவ்யூ கமெண்ட்ரி கொடுக்குறேன் அதுக்கே பாருங்க அஞ்சு வீடியோ ஆறு வீடியோக்கே என்னை வச்சு செஞ்சுட்டாங்க அடுத்து நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு மூணு நாளில் நாலு நாளில் நம்ம மீட் பண்ணுவோம் ஏன்னா அடுத்து நிறைய விஷயம் வருது துணிவு வாரிசு என்ட்ரன் என்ட்ரி வேறு வருது அந்த என்ட்ரியோட ரிவ்யூஸ் வேறு வரணும் அதுக்கு கமெண்ட் வேறு கொடுக்கணும் ஆ ஜிகு ஜிகுஜா ஆ ஜிகு ஜிகுஜா ஆ ஜிகு ஜிகுஜா ஆ ஜிகு ஜிகுஜா கொடுப்போம் அந்த ரிவ்யூவில் சந்திப்போம் ஓகே நெக்ஸ்ட் போயிட்டு இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் பார்த்து இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக பண்ணாமல் ஒரு நாள் தெளிவாக பண்ணுங்கள் பாபா சியூ உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் விக்கிப்பையா நல்லா இருக்கா நல்லா இருந்துச்சுன்னா இதுதான் இனி பாய் சியூ